எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபைவ் நைன் டூ சாரியுடைய நம்பர் ஃபைவ் நைன் டூங்க பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி ரெட் கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே புட்டாலேயே ஒரு ஹாஃப் வந்து கோல்டு டெஸ்டட் சரிலையும் ஒரு ஹாஃப் வந்து கலர் சில்க் த்ரெட்லேயும் இருக்குங்க பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியிலே வந்துடும் ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் அண்ட் கான்ட்ராஸ்டாக வந்துடுங்க வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம வந்து பியூர் சோப் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் அண்டு த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க சரி சரி தின்னாக தான் இருக்கும் ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய saris sari number five nine three body of sari mustard எல்லோவில் அண்டு uh, பல்லு அண்ட் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலர் இது வந்து பேஸ்டல் க்ரீனில் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வரில் இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே கைத்தறியில் நான் சூ பண்ணதுங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து கூட இந்த சாரீ பியூரா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணி பாருங்க sari number five nine four balloon blouse magenta கலர்லேயும் body of sari ink blue கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரியில் காப்பர் அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே பேட்டர்னாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தோம் செகண்ட் சாரியில் கோல்டு சில்வரு இப்போ நீங்கள் தேர்ட் பார்க்குறதுல silver and copper so different peoples வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதுனால நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க sari number five nine five body of sari teal blue கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க இதுவுமே சில்வர் அண்டு காப்பர் டெஸ்டட் இருக்குதுங்க இருக்குங்க சாரியுடைய offer price six thousand with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரியிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாங்க எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி இல்லைன்னா யூடிஆர் நம்பர் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் நம்பரோடு நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது தான் எங்களுக்கும் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் sari number five nine six body of sari உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் சாண்டில்லையே கொஞ்சம் இன்னும் டார்க் சாண்டிலில் வரும் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் ஸோ இந்த சாண்டில் ஏன் சொல்கிறேன்னா இந்த லைட் சாண்டிலும் அண்டு கொஞ்சம் மஸ்டர்ட் எல்லோவும் மிக்ஸ் ஆகும்போது வரக்கூடிய கலருங்க இது இது கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் sari number five nine seven இது வரைக்குமே ஒரே பேட்டர்னில் தாங்க சாரி பார்த்துட்ருக்கோம் பாடி ஆஃப் சாரி பீச் கலர்லேயும் பல்லு and blouse steel blue so ஒரே பேட்டர்னில் இப்போ நம்ம பார்க்குற சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா நியர்லி சிக்ஸ்த்து சாரீ பார்த்துட்ருக்கோம் cash on delivery option select பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number five nine eight பல்லு and blouse navy blue body of sari peach colour தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பீச் கலரை விட இது கொஞ்சம் டார்க்கராக இருக்கும் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே புட்டாலேயே நமக்கு கோல்டும் வருது அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியுமே வருதுங்க இந்த சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஜ்ஜில் இப்படி வந்துடும் இதை நீங்கள் வந்து ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலேருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு வரும் ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே சிக்ஸ் தௌசண்ட்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள்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 சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்க கைத்தறியில் நான் சர்வ் பண்ணுறது எல்லாமே கையில் தாங்க அதாவது சாயம் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்குமே வந்து கையில் தான் பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஸோ இதில் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்க தாங்க செய்யும் ஆனால் அதுக்கு வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதே தாங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால தான் இது வந்து மென்பட்டு சாஃப்ட் சில்க் அப்படின்னே சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சரி டபுள் ஷேடில் தாங்க வருது பிங்க்கு பிங்க்கு தான் மேக்ஸிமம் இருக்கும் ஆரஞ்சு வந்து லைட்டாக இருக்கும் பாடியில் புட்டாஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வருங்க ஆல்டர்னேட்டிவாக பல்லுவன் ப்ளவுஸ் அல்கே க்ரீன் கலரில் இருக்குங்க sari number six zero two body of sari pink கலருங்க பல்லுவன் ப்ளவுஸ் அல்கே க்ரீன் இதுக்கு முன்னாடி வந்ததில் பிங்க் அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோனில் வரும் இது பாடி ஆஃப் சாரி ஃபுல்லாக பிங்க்கில் தான் இருக்கும் கொஞ்சம் டார்க் பிங்க் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இந்த சாரியில் பிக்சர்ஸோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேரில் கேட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சாரீஸ் கிடைக்காதுங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் யூனிக் சாரீஸுங்க பொதுவாக கைத்தறியில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாரீ இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கு இந்த எல்லோ வித் மெஜந்தா அதுவும் இந்த டிசைனில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் தாங்க நாங்கள் மேக் பண்ணுவோம் ஸோ இப்போ எங்ககிட்டன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ நம்மளே வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரீசெல்லிங் அண்ட் ஆன்லைனும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம சாரீஸ் வந்து என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டே செக்ரிகேட் பண்ணிட்டு தாங்க ஆன்லைனில் போடுறதாகட்டும் ரீட்டைலில் வைக்கிறதாகட்டும் இல்லை ஹோல்சேல் அப்ரோச் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ணுறோம் அதனால் ஆன்லைனில் இப்போ நம்ம உங்களுக்கு என்ன ஷோ பண்ணுறோமோ அந்த சாரீஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே தாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்த்தது six nought three six zero three body of sari golden எல்லோலியும் பல்லுவன் blouse magenta six zero four body of sari cream கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் இருக்குங்க ஸோ இந்த சாரியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஜரி பார்டர் லைட்டாக வர மாதிரி இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்டட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருங்க இப்போ நேரில் ஷாப்பில் வந்தால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்குறீங்க அண்ட் நம்ம நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் நம்மக்கிட்ட மெயினாக என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பியூர் சில்க் சாரீ ஹேண்ட்லூம் மேட்லிங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் பியூர் சில்க் தான் வேணும் கைத்தறியில் நெசவு பண்ண தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷாப்புக்கு வரலாம் ஆனால் யூடியூப்லேயோ அல்லது குரூப்லேயோ பார்த்த சாரீஸை நீங்கள் வாங்க முடியாதுங்க ஏன்னா அது எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே அப்பப்போவே புக் ஆகிட்டே இருக்கும் மேபி இப்போ இன்றைக்கி இந்த அப்டேட் நீங்கள் பார்க்குறீங்க இதில் ஏதாவது ஒன் ஆர் டூ வந்து சேல் ஆகாமல் இருந்து அதை நீங்கள் பர்டிகுலராக கேட்குறீங்கன்னா மேபி உங்களுக்கு கொடுக்க முடியும் அதுவும் வித்தின் ஒன் வீக்கில் நீங்கள் கேட்குறீங்க வர்றீங்க கேட்குறீங்க அப்படின்னா கொடுக்க முடியுங்க இதே ஒன் மந்த் ஓல்டு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை தேடவும் முடியாதுங்க கொடுக்கவும் முடியாது sari number six zero five பல்லுவன் blouse pinkish orange body of sari இங்கு blue five number 605 six zero 606 body of sari pink colour ராணி பிங்க் கலரில் இருக்குங்க கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் சாப்பர் copper sulphate blue copper sulphate blue கலருங்க பல்லுவன் ப்ளவுஸ் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சிறையில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க அண்ட் நம்ம காட்டன் கலெக்ஷன்ஸ் கூட நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கான்னு கேட்குறீங்க காட்டன் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறதுனால நம்ம ஆன்லைனில் போடுறதுக்காக தான் அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் நேரில் வந்தீங்க அப்படின்னா அதில் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தாங்க இருக்கும் இருக்கிறதுல நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறதுனா தாராளமாக வாங்கிக்கலாங்க நம்பர் சிக்ஸ் 607 செவன் பலூன் blouse navy blue body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிக் ரெட் கலருங்க பிரிக் ரெட் கலரில் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசான் பல்லு ஒர்க் இருக்குது சாரியுடைய price six thousand with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே தாங்க இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ண முடியும் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்